அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் டிவைன் எனர்ஜி ஹீலிங் தெரப்பிலேருந்து பேசுகிறேங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது குரு பயிற்சியை பற்றி தான் பார்க்க போகிறோம் இருபத்தெட்டு பத்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் தேதி தான் உங்களுக்கு குரு பயிற்சி ஆகுதுங்க அதாவது விருச்சிக ராசிலேருந்து தனுசு ராசிக்கு குரு பகவான் வரப்போகிறாரு மிதன ராசி மற்றும் மிதன லக்கணத்துக்கு உண்டான பலன்களை பார்க்கலாங்க மிதுன லக்னம் அப்படின்னா லக்னம்னா என்னன்னு சில பேருக்கு தெரியாது உங்களோட ஜாதகம் எடுத்து பாருங்க லான் போட்டு போட்டிருக்கோம் அதுதான் லக்னம் லக்னம் வந்து மேஷமா மிதுனமா ரிஷபமான்னு பாருங்க நீங்க பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் அது படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் உங்க ஜாதகத்தை எடுத்து அது எந்த லக்னமா இருந்தாலும் சரி இப்போ மிதுன ராசிக்காரங்க கண்டிப்பா இதை பாருங்க லக்னம் வந்து ஒரே மிதுன லக்கணமாக இருந்ததுன்னா கண்டிப்பாக இது பொரு பொருத்தமான ஒரு விஷயமா இருக்கும் குரு பயிற்சி பலன்கள் இல்லை ரிஷப லக்கணமாக இருக்கலாம் இல்லை மேஷ லக்னமாக இருக்கலாம் இல்லை விருச்சகமாக இருக்கலாம் கும்பம் இந்த மாதிரி மற்ற லக்கணமாக கூட இருக்கலாம் அப்போ நீங்கள் மிதுன ராசிக்கும் அந்த லக்கணத்துக்கு உண்டான பலனையும் இந்த வீடியோ வந்து வாட்ச் பண்ணுங்க இதில் வந்து ராசி மற்றும் லக்கணத்துக்கு நான் சொல்லியிருப்பேன் ராசி மிதுன ராசியாக இருக்கலாம் லக்னம் வேறையாக இருக்கலாம் அந்த லக்னத்துக்கும் நான் பலன் இனிமேல் தான் சொல்ல போகிறேன் நீங்கள் வாட்ச் பண்ணிட்டே வாங்க அந்த லக்னத்துக்கு உண்டான பலன்களையும் நீங்கள் டிவைன் எனர்ஜி ஹீலிங் தெரப்பி மூலிமா நீங்கள் பார்க்கலாம் நீங்கள் கேட்டுக்கோங்க இப்போ மிதன ராசி மற்றும் மிதன லக்னத்துக்கு உண்டான பலன்களை பார்க்கலாங்க இப்போ மிதன ராசி கடந்த ஒரு வருடமா உடல் தொந்தரவு மனப்பிரச்சனைகள் மனக்குழப்பங்கள் வீட்டில் சண்டை சச்சரவுகள் கணவன் மனைவிக்கு இடையே பிரச்சனைகள் வாக்குவாதங்கள் உடல் வந்து சரியில்லாத போகிறது அடிக்கடி உடம்பு சரியில்லாத படுக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய நடந்திருக்கும் இனி இந்த அக்டோபர் மாதத்துக்கு மேலே அந்த பிரச்சனைகள் இருக்காது படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கும் நல்லா ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவீங்க ஹெல்த்தியாக இருப்பீங்க வெல்தியாக இருப்பீங்க நல்ல வருமானம் வரும் இப்போ கடந்த ஆண்டு உங்களுக்கு வந்து பொருளாதார பற்றாக்குறை ஏற்பட்டிருக்கலாம் வருமானம் சரியாக வராமல் இருந்திருக்கலாம் இல்லை நம்மளுக்கு வர வேண்டிய தொகை கூட அங்கே நின்றுருக்கலாம் இனி அந்த பிரச்சனை இருக்காது அக்டோபர் மாதத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெளியே எங்கெங்கே உங்களுக்கு பணம் நீங்கள் கொடுத்து வச்சிருக்கணும் அது எல்லாமே கண்டிப்பாக உங்களை தேடி வரும் பிரச்சனைகள் குறையும் தொழில் பண்ணுறவங்களுக்கு நல்ல அமோகமாக இருக்குது இந்த வருடம் பணவரவு வந்து ரொம்ப நல்லா இருக்கு வியாபாரம் செய்கிறவங்களுக்கும் இந்த வருடம் வந்து ரெண்டாயிரத்தி இருபது நவம்பர் மாதம் வரைக்கும் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லலாம் அற்புதமாக இருக்குது மிதன ராசி மற்றும் மிதன லக்னத்துக்கு நான் சொல்லிட்டு இருக்கேன் அமோகமான பழங்களை பலன்களை கொடுக்க போகு போக போகுது இந்த குரு பகவான் ஏன்னா குரு பகவான் நேரடியாக தனுசு வீட்டுக்கு வந்து தனுசுலேருந்து மிதனத்தை பார்க்க போகிறாரு அப்போ உடல் ரீதியான பிரச்சனைகள் மன ரீதியான பிரச்சனைகள் வீட்டில் சண்டை சச்சரவுகள் ஏதாவது இருந்ததுன்னா கூட அது குறைய ஆரம்பிக்கும் அடுத்து வீட்டில் பெண் பார்த்துட்டு இருக்காங்க மாப்பிள்ளை பார்க்குறாங்க செட் ஆகலை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கூடிய சீக்கிரம் திருமணம் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்கு நிச்சயம் நிச்சயமா பண்ணிடுவாங்க இந்த வருடத்துக்குள்ளே நிச்சயம் நடக்கும் கல்யாணமும் நடந்துடும் இது வந்து இப்போ இருந்தே பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா கண்டிப்பாக செட் ஆகிடும் ஏழாம் இடத்துல குரு பகவான் வர்றதுனால அப்படியே ஏழாம் பார்வைய மிதனத்தை பார்க்கறதுனால கண்டிப்பாக வந்து முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபது நவம்பருக்குள்ள ஒரு நல்ல விஷயம் கண்டிப்பாக நடக்கும் அதுக்கு இப்போ இருந்தே முயற்சி ஆரம்பிங்க இப்போ இருந்தே உங்களுக்கு டைம் நல்லா இருக்குது அக்டோபர் மாதத்துலேருந்தே உங்களுக்கு டைம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு ரொம்ப அமோகமாக இருக்க போதுங்க மிதன ராசி மற்றும் மிதன லக்கணத்துக்கு நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு நிகழ்ச்சி நடக்க போது பணவரவு அதிகரிக்கும் ஏன்னா பதினோராம் லாபஸ்தானத்தையும் குரு பகவான் பாக்குறாரு தொழில் நீங்கள் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நிறைய லாபம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு உண்டான தொகை வெளியே நின்றுதுன்னா அந்த அந்த தொகை வந்து உங்களுக்கு பணம் வந்து வந்து சேர்ந்துரும் இந்த அக்டோபர் மாதத்துக்கு மேலே நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு விஷயமெல்லாம் நடக்க போகுது உங்களுக்கு லைஃப்பில் முக்கியமான ஒரு டேர்னிங் பாயிண்ட் இது உங்களுக்கு அதனால் மிதனத்தை பார்க்குறாரு குரு பகவான் அது இல்லாமல் பதினோராம் இட லாபஸ்தானத்தையும் பார்க்குறாரு அடுத்து மிதனத்துலேருந்து மூன்றாம் இடம் மூன்றாம் இடத்தையும் பார்க்கறதுனால மற்ற ஃப்ரெண்ட்ஸ் நண்பர்கள் மூலிமா ஆதாயம் கிடைக்கிறது இளைய சகோதர சகோதரி ஸ்தானத்தை பார்க்கறதுனால அவங்க மூலிமா உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும் உங்களுக்கு தங்கச்சி தம்பி யாராவது இருந்தாங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க இது வரைக்கும் பண்ணாதவங்க கூட இனிமேல் நீங்கள் கேட்டிங்கன்னா கண் கண்டிப்பாக பண்ணுவாங்க அடுத்து உங்கள் எதிரி கூட நண்பர்கள் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது இந்த அக்டோபர் மாதத்துக்கு மேலே உங்களோட மனக்குழப்பங்கள் வந்து தீரும் உடல் தொந்தரவுகள் உடல் பிரச்சனைகள் இதுவரைக்கும் இருந்திருந்தா இனி படிப்படியாக குறையும் வாழ்க்கையில் சந்தோஷத்தை தான் இந்த ஒரு வருடம் பார்க்க போகிறீங்க இந்த ஒரு வருடத்தை வந்து நீங்கள் பயன்படுத்திக்கோங்க எஃபோர்ட் போடுங்க கட்டாயம் பேர் புகழ் பணவரவு எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் இந்த தடவை வந்து முயற்சி பண்ணுங்கள் எந்த மத எந்த விதமான ஃபீல்டில் நீங்கள் இருந்தாலும் சரி எந்த விதமான தொழில்கள் பண்ணாலும் சரி வியாபாரங்கள் பண்ணாலும் சரி ட்ரேடிங்ல இன்வெஸ்ட் பண்றதா இருந்தாலும் சரி எல்லா விஷயத்திலுமே இப்போ வந்து அமோகமான ஒரு வெற்றி வந்து காத்துட்டு இருக்கு மிதன ராசி மற்றும் மிதன லக்கணத்துக்கு வெற்றி நிச்சயம் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற விஷயங்கள் தெரிந்து கொள்ள டிவைன் எனர்ஜி ஹீலிங் தெரப்பியா கண்டிப்பா பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம்